வணக்க மக்களே பிப்ரவரி ஃபிஃப்த்து தை இருபத்தி ரெண்டான இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா மக்களே உங்களுக்கு இன்னைக்கு தாங்க பௌர்ணமி நிலவோட வர தைப்பூசம் இந்த முழு நிலவு பௌர்ணமி தைப்பூச திருநாளான இன்னைக்கு ஆன்மீக வழி பயணத்துக்காக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க சேலம் டு திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய பேருந்து வழி பயணத்தில் தான் நாமும் இப்போ பயணிக்க போகிறோம் பஸ் திருவண்ணாமலை டவுனுக்குள்ளே வந்ததும் எல்லா பஸ்ஸையும் டிராஃபிக் கண்ட்ரோலுக்காக ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம நடந்தது தான் பயணத்தை தொடரணும் நம்ம கோயிலை நெருங்க நெருங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் நடந்துகிட்டு இருந்தாங்க நம்ம கிரிவல பாதையை தொடங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளிக்கணும் ஒரு மடத்தில் இருக்கக்கூடிய குளிரலையை பயன்படுத்தி குளிச்சு முடிச்சுட்டு நேரம் நம்ம பெரிய கோபுரத்தோட இருந்த முழுநிலவு பௌர்ணமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ பயணத்தை தொடர போகிறோம் பெரிய கோபுரத்தை பார்த்துட்டு கிரிவல பாதையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் முழு முதற் கடவுளான கற்பக விநாயகர் திருக்கோயில் தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முருகர் சன்னதியான ஆறுமுக சுவாமி ஆலயம் விடியலுக்கு அப்புறம் ஜெய் ஆஞ்சநேயர் கோயிலுக்கான தரிசனத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முருகர் சன்னதியை பார்த்துட்டு விடியலுக்கு அப்புறம் ஜெய ஆஞ்சநேயர் கோயிலுக்கான தரிசனத்தை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு முறை மீ முருகனை சந்திச்சுட்டு நம்ம இப்போ அவர் அன்னதானத்தில் கலந்துக்க போகிறோம் நமக்கு கிடைச்ச அன்னதானத்தை நிறைவோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் சூரியலிங்க ஆலயத்தை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாம் இப்போ ஒரு முக்கியமான வேடுதல்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் மக்களில் சில பேர் உப்பு தேங்காய் மற்றும் வேண்டுதல் பொருட்கள்லாம் சேர்த்து தீயிட்டு வேண்டிக்கூடிய எந்த இடம் தாங்க அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் பலத்த பாதுகாப்போட யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க யாருன்னு பார்த்தா ரீசெண்டாக யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இவங்க தாங்க லிவிங் சித்தர்னு அழைக்கப்படக்கூடிய தொப்பி அம்மாள் திருவண்ணாமலையில் இவங்க ரொம்பவும் ஃபேமஸான ஒருத்தர்னு கூட சொல்லலாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இடுக்கு பிள்ளையார் திருக்கோயில் இந்த இடுக்கு பிள்ளையார் திருக்கோயிலில் இருக்கிற இடுக்குகளில் புகுந்து வந்து வெளியே வந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃபைனலி இந்த கிரிவல பாதையில் நாம் காலையில் பார்த்துட்டு வந்த பெரிய கோபுரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பெரிய கோபுரத்தை பார்த்துக்கிட்டே பக்தர்களோட பக்தர்களோட நாமளும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தேரடி முனீஸ்வரர் ஆலயத்தோட தீபத்தை தரிசனம் முடிச்சுட்டு நாம பெரிய கோபுரத்தோட சேர்த்த உச்சிமலையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் சாமியை டைரெக்டாக பார்க்கறதுக்கு ரெண்டு கியூ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு கியூவில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி சாமியை பார்க்கறதுக்கான கியூங்க இன்னொன்று வந்து ஃப்ரீயாக சாமி பார்க்கறதுக்கான கியூ நாம் எப்பயுமே ஃப்ரீயாக தாங்க சாமி பார்ப்போம் ஏன்னா காசு ஸ்பெண்ட் பண்ணி சாமி பார்க்குற பழக்கம் நம்மளுக்கு கிடையாதுங்க ஏன்னா டைரெக்டாக போனால் கோயிலோட அதிசயங்களை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுங்க சுற்றிக்கிட்டு போனால் தான் நம்ம எதை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியும் மனநிறைவோடு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நாம் இப்போ வெளியே வந்து கோயில் பிரசாதத்தை வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க இன்னும் கூட்டம் குறையவே இல்லை நாங்கள் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம்ப்பா கோவில் பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம இப்போ வீட்டுக்கு போகிற பயணத்துக்காக பஸ் ஸ்டாண்டை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பைஸியான ஸ்நாக்ஸ் வேணுன்றதுக்காக கார்ன் வாங்கி அதில் ஸ்பைஸி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை பார்சல் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு வழியாக சேலம் போகிற பஸ்ஸில் சீட்ஸை இடம் பிடிச்சிட்டு ஸ்பைசியான ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆன்மீக வழி பயணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக அமையும்